வாங்க இங்க உட்காரலாமா ம் எப்படி இருக்கு ம் நல்லா இருக்கா டாடி நீ ஏன் வீட்டுக்கு வரதே இல்லை ம் அது டாடிக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கா அதான் வர முடியல நீ வீட்டுல இல்லாமல் ரொம்ப போர் அடிது டாடி அம்மா ஃபன்னே இல்லை டாடி எப்ப பார்த்தாலும் முன்னு இருக்காங்க அம்மா இஸ் டூயிங் ஹர் பெஸ்ட் இனிமேல் நிறைய வாட்டி நம்ம மீட் பண்ணலாம் everything will be fine okay daddy there was no Anna, Daddy. என்ன திடீர்னு கேட்குற இல்லை டாடி ஸ்கூலில் ஒன்று பையன் இருக்கான் அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப நல்லா வீட்டுக்கு வரலையாம் அவங்க அம்மா சொன்னாங்களாம் டிவி சாச்சுன்னு அதான் கேட்டேன் டாடி டாடி சொல்லுமா நீங்களும் அம்மாவும் டிவோர்ஸ் ஆக போறீங்களா சேச்ச அப்படிலாம் இல்லை நானும் அம்மாவும் பேசிட்டு தான் இருக்கோம் ஓகே இனிமே அடிக்கடி நம்ம மீட் பண்ணலாம் ம் டாடி உனக்கு போய் ஃபுல்லாக வராது சாரிம்மா அம்மா வந்துட்டாங்க அதுக்குள்ளேயே வந்துட்டாங்களா சுச்சி போகலாம் வா டைம் ஆயிடுச்சு கவலைப்படாதீங்க டேடி நான் மம்மி கிட்ட பேசுறேன் பாய் நிஷா உன் கூட கொஞ்சம் பேசணும் போய் மாமாவோட காரில் உட்காரு பேசிட்டு வரேன் ஓகே என்ன பேசணும் ப்ளீஸ் உட்கார் ஸோ ஹவாயும் என்ன திடீர்னு அக்கறை என்னையா we are married for nine years இந்த அக்கறை கூட இருக்கக்கூடாதா what we are not married anymore இனிஷா இன்னும் எத்தனை தடவை உங்ககிட்ட சாரி சொல்லணும் கொஞ்சம் கோவப்படாமல் கேள ப்ளீஸ் என்ன சொல்ல போகிற திரும்பவும் உன் கூட வந்து வாழ சொல்ல போகிற இன்னொரு சான்ஸ் கேட்பேன் அதானே நல்ல விஷயம் தானே நம்ம மேரேஜுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறது நல்லது தானே எத்தனை சான்ஸ் கொடுக்கறது ராஜேஷ் போதும் I can do it anymore you know I am sober for two months wow that's a great improvement இல்லை இல்லை சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் வேற எதுவும் இல்லைன்னா I have to leave Nisha சுச்சிக்கு அவள் அப்பா வேணும் நான் வேணும் ஹம், உன்னை ஒரு அப்பாவாக தான் அவள் பார்த்துருக்கா நைட்டு குடிச்சிட்டு வந்து நீ அடித்த கூத்தெல்லாம் அவளுக்கு தெரியாது தெரியாத மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன் நிஷா எனக்கு சுச்சியோட என்ன டைம் வேணும் உனக்கு இந்த டைம் கொடுக்கவே எனக்கு இஷ்டம் இல்லை இதில் இன்னும் வேறு டைம் கேட்குறியா சுச்சி எனக்கும் பொண்ணு தான் ஐயா ம் இந்த அக்கறை எல்லாம் நாலு மாதத்துக்கு முன்னாடி இல்லையே நாலு மாசத்துக்கு முன்னாடி நடந்தது நீ இப்பயும் பேசிட்டு இருப்பியா I change Riya for Suchi for you ஒன்பது வருஷம் நான் அவங்க கூட வாழ்ந்திருக்கேன் I know when you like I am trying Nisha I will do anything for Suchi please understand எனக்கு பொண்ணு வேணும் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ராஜேஷ் உன்னோட லிமிட்ஸ் என்னன்னு கோட் சொல்லியிருக்கு அதோட இருந்துக்கிறது நல்லது நீ குடிப்பேன் தெரிஞ்சு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் அந்த குடி நம்மளை எங்கே கொண்டு வந்து நிறுத்தணும்னு நான் நினைக்கல we were suppose to be the dream family Rajesh என் கனவு கலைஞ்சு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு it's time you wake up to Nisha. Nisha, please, you can't do this. Nisha! Nilri!